அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்துகு அகிலத்தின் அருட்கொடையே அல்லாகுவே அறிய முடியா ரகசியமே புதைபொருளே வித்தை வெடிக்க வைத்து விந்தைகள் செய்பவனே சத்தியனே நித்தியனே சமதர்ம வித்தகனே இஸ்லாம் என்னும் இனிய வாழ்வை அருட்கொடையாய் தந்தவனை உனக்கே புகழெல்லாம் உரித்தாக்குகிறோம் இந்த உலகத்தினுடைய அழகிய முன்மாதிரியாக வந்த அண்ணல் நபிகள் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றிய அனைத்து பெருமக்கள் நம்மவர்கள் மீதும் அல்லாவுடைய அன்பு வரலும் என்றென்றும் உண்டாகட்டுமாக இனிய நெஞ்சங்களே பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் எதற்கும் இயலாததாகவும் எந்த பாவமும் செய்ய தெரியாததாகவுமே இருக்கின்றது அப்போது அதன் உள்ளம் களங்கமில்லா வெள்ளையுள்ளம் கபடமற்ற பிஞ்சு மனம் பிறக்கு ஒவ்வொரு பிள்ளையும் நல்லதை ஏற்கும் நல்லதை செய்யும் தூய இயல்பு நிலையிலேயே இயற்கை தன்மையிலேயே பிறக்கின்றன பாவமற்ற பள்ளிங்கு போன்ற ஒளிமயமான உள்ளத்துடனேயே உலகுக்கு வருகின்றன என்றார்கள் உத்தமர் நபிகளார் சல்லல்லாஹுலி அலிசல்லம் ஆக மனிதனின் தொடக்கம் இயல்பு தூய்மையானது உண்மையை ஏற்கும் புனித திறன் கொண்டது பிள்ளை வளர வளர அதனுள் அமரர் மலக்கு தன்மையும் அசுரர் ஷைத்தான் தன்மையும் வளர்கின்றன இறை தூதர் அண்ணலார் இந்த ஆழ் மனதில் தோன்றி வளரும் ரகசியத்தை அன்றே தெளிவுபடுத்தி உணர்த்தி இருக்கின்றார்கள் ஒவ்வொரு குழந்தையும் மலக்கா நியத்து நல்ல தன்மை தொடுதலுடனும் ஷைத்தானியத்து தீய தன்மை தொடுதலுடனேயே பிறக்கின்றன பிள்ளை வளர வளர இரு சக்தியும் அதனுள் போட்டி போட்டுக் கொண்டு வளர்கின்றன சுற்றுச்சூழல் பெற்றோரின் தன்மை நட்பு பழக்க வழக்கங்கள் பார்த்தல் படித்தல் போன்றவற்றை பொறுத்து இரண்டில் ஒன்று வீழ்த்தப்படுகின்றது சில வேளைகளில் இரண்டும் சமபலம் கொண்டதாக அணிவகுத்து கைகோர்த்து வரும் வேறு சில நேரங்களில் தாய்ப்பாலின்றி ஊட்டச்சத்து கொடுக்கப்படாது நோஞ்சான் குழந்தை போல் துழியும் பலமின்றி நல்ல தன்மை அப்படியே அமுங்கி கிடப்பது உண்டு உறைந்து போவது உண்டு பெற்றோரின் கவனம் மற்றோரின் இடிப்புரை ஆசிரியரின் கண்டிப்பு இவை நல்ல தன்மையை வளர்க்கும் அருமையான சத்தாகும் இறை நம்பிக்கை இறையச்சம் இறைவேத தொடர் போன்றவை நல்ல உரமாகும் வளரும் பிள்ளைகளுக்கு இவை தொடர்ந்து கிடைத்து வந்தால் நற்பண்பும் மனிதநேயமிக்க லட்சிய உணர்வுள்ள நல்ல மனிதனாய் உருவாகும் இவை கிடைக்காது போயின் சாத்தானிய சக்தியின் பிடியில் அகப்பட்டு கல்வனாய் காமுகனாய் கொலை வெறியனாய் ஆணவம் கொக்கரிக்கும் ஆங்காரனாய் தான் தோன்றியார் தைதலையாய் வீட்டுக்கும் நாட்டுக்கும் பிரச்சனையாய் ஆகிவிடுவான் பஞ்சமா பாதகங்களை நெஞ்சில் கொஞ்சம் கூட ஈவிரக்கமின்றி துணிந்து செய்யவும் அஞ்சால் பாவம் ஒரு நெருப்பு அதை செய்பவனை அது கரிக்காது விடாது தீமை ஒரு புதைகுழி அதை செய்பவனை அது வீழ்த்தாது விடாது மனிதனை அடியோடு அழிக்கும் பாவங்கள் பல பல பெரும் பாவங்கள் சிறு பாவங்கள் என பாவங்கள் இருகூறுகளாய் வகுக்கப்படுகின்றன உங்களுக்கு விளக்கப்பட்டு பெரும் பாவமான காரியங்களிலிருந்து நீங்கள் விலகி கொண்டால் உங்களுடைய மற்ற சிறுபாவங்களுக்கு அதை நாம் பரிகாரமாக்கி உங்களை மன்னித்து மிக்க கண்ணியத்தின் வாயிலில் புகுத்துவோம் என இறைவன் இயம்புவதாக இறைமறியல் குர்ஆ நான்காவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் தெரிவிக்கிறது பெரும் பாவங்கள் பற்றி எச்சரிக்கையுடன் கூடிய பட்டியலை அபிமொழி ஒன்று நம் சிந்தனைக்கு தருகிறது அழிவின் பக்க உங்களை கொண்டு செல்லும் ஏழு பெரும்பாவங்களை விட்டும் உங்களை காத்துக் கொள்ளுங்கள் ஒன்று இறைவனுக்கு இணை வைத்தல் இரண்டு பில்லி சூனியம் செய்தல் மூன்று அநியாயமாக கொலை செய்தல் நான்கு ஆதரவற்ற அனாதைகளின் சொத்துகள் பொருள்களை அபகரித்தல் ஐந்து வட்டி பொருளை உண்டல் ஆறு போரில் புறமுது காட்டி ஓடி உயிர் தப்பல் ஏழு கற்பொழுக்கமுள்ள பெண் மீது அபாண்டமாக அவதூறு கூறல் இவை அனைத்தும் கொடூரமான பெரும் பாவங்கள் ஆகும் சிலைவற்ற இறை தூதர் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் இவையன்றி பெரும்பாவங்களின் பட்டியல் இன்னும் இருக்கவே செய்கின்றது இறை தூதரிடம் பாடம் பயின்ற அப்துல்லாஹின் மசூர் அலி அல்லாஹ் என்னும் அறிவார்ந்த நபி தோழர் எழுபது வரை பட்டியலிட்டிருக்கிறார்கள் பெரும்பாவங்களில் பாவங்களில் மிக பெரும் பாவம் ஏக இறைவனாம் அல்லாவுக்கு இணை வைத்தலாகும் படைத்திட்ட இறைவன் ஒருவன் இருக்க அவனால் படைக்கப்பட்டவைகளை அந்த இறைவனுக்கு இணையாக்குவது நிகராக்குவது மன்னிக்க முடியாத குற்றமாகும் தனக்கு இணை கற்பிப்போரை மன்னிக்க மாட்டேன் என இறைவன் அறிவிக்கின்றான் நான்காவது அத்தியாயம் நாற்பத்தி எட்டாவது வசனம் இறைவனுக்கு இணை வைப்பது நிச்சயமாக அக்கிரமும் அறிவினமுமாகும் முப்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் பதிமூன்றாவது வசனம் இறைவனுக்கல்லாமல் பிறர் மெச்சே போற்றே முகஸ்துதியாக செய்யப்படும் காரியங்களும் ஒரு வகையான இணை வைத்தலா ஒவ்வொரு நல்ல காரியமும் அறச்செயலும் இறைவனுக்காகவே செய்யப்பட வேண்டும் அநியாயமாக ஒருவரை கொலை செய்தல் மாபெரும் பாதக செயலாகும் கொலை பல நிலைகளில் செய்யப்படுகின்றன கொள்ளையடிக்கும் போது வஞ்ச வைத்து பழி வாங்கும் போது கோபவரி கொப்பளித்து ஆத்திரம் தலைக்கேறும் போது கூலிக்காக தவறாக எதிர்பாரா வண்ணம் விழும் கொலை கழங்கள் கொலைகளின் விளைவுகள் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் பெண்கள் விதவையாவதும் பிள்ளைகள் அனாதைகள் ஆகுவதும் பெற்றோர் மகனை இழப்பதும் தொழிற்கூடம் தோற்றி வித்தவனை இழந்து சந்திப்பதும் இதன் விளைவுகளில் சில யாரேனும் ஒருவனை அநியாயமாக கொலை செய்தால் அவனுக்குரிய தண்டனை நரகம்தான் அதில் அந்த கொலைகாரன் நிரந்தரமாய் தங்கிவிடுவான் இறைவன் அவன் மீது கோபம் கொண்டு அவனை சபித்து விடுவான் மகத்தான பயங்கர வேதனையையும் மறுமையில் அவனுக்கு சித்தப்படுத்தியுள்ளான் நான்காவது அத்தியாயம் தொன்னூற்று மூன்றாவது வசனம் பூமியில் கொலை பாதகம் செய்யும் கொடிய பாவிகளுக்குரிய தண்டனை மறுமையில் நிரந்தர நரகமே என எச்சரிப்பதோடு அருளாள நாம் அல்லாஹவின் கோபமும் சாபமும் அவனை சாருகிறது எனவும் அறிவிக்கின்றது இந்த வசனம் இவ்வுலக வாழ்வுக்கு ஒரு முடிவுண்டு ஆனால் மறுமையின் வாழ்க்கையோ முடிவற்றது அங்கு அனுபவிக்கும் தண்டனைக்கு முடிவில்லை ஒரு மனிதனை அநியாயமாக கொலை செய்வது மனித இனத்தையே கொலை செய்வதாகும் அல்லாஹனுடைய இது பயங்கரமானதாகும் இறைவனது இந்த பூமியில் முதன் முதலாக கொலை செய்தவர் மனித இரத்தத்தை சிந்த செய்தவர் ஆதமின் மகன் ஹாபில் என்பவராவார் தன்னுடன் பிறந்த தம்பியாம் ஹாபிலை கொலை செய்தார் கொலைகளை ஆரம்பித்து அறிமுகப்படுத்தினார் உலகில் விழும் ஒவ்வொரு கொலையின் பாவத்தின் பங்கு அவரை சென்று அடைகிறது என்றார்கள் அண்டல் நபிகளார் எந்த நியாயமான காரணமும் இல்லாமல் சிலர் சிலரை கொலை செய்கிறார்கள் சின்ன சின்ன வாய்த்தகராறு கொடுக்கல் வாங்கலுக்காக வெட்டி சாய்க்கிறார்கள் சினிமா நாடகங்களில் வேண்டுமானால் இது பொருந்தலாம் ஆனால் நாகரிகமான மனிதநேய வாழ்க்கைக்கு இது பொருந்தாது சரிப்பட்டு வராது வாழ்க்கை என்பது ஆயிரங்காலத்து பயிர் ஒவ்வொருவரும் வாழவே விரும்புவர் அவரவருக்கு கனவு கற்பனை எதிர்பார்ப்பு அன்பு ஆசை சொந்தம் பந்த உறவு தொழில் என ஆயிரம் இருக்கின்றது இவற்றை வெறித்தனமாக சிலர் வெட்டி சாய்த்து விடக்கூடியாது கூட ஏனெனில் உயிர் வாழ்க்கை இறைவன் தந்தது வாழும் உரிமை ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது ஒவ்வொருவரும் கொள்கையில் உறுதியுள்ளவராக இருக்க வேண்டும் கொள்கை பற்றும் அதில் வலுவான பிடிப்பும் அவசியமாகும் ஆனால் கொள்கை உண்மையானதாக நீதியானதாக நேர்மையானதாக சரியானதாக இருக்க வேண்டும் அவரவர் ஒன்றை எண்ணிக்கொண்டு தமக்கு தாமே சிலவற்றை வகுத்து கொண்டு இதுதான் என் கொள்கை என சொல்ல முடியாது மனிதனின் மன விருப்பமெல்லாம் சரியான கொள்கையாகி விடாது கொள்கை சரியானதுதானா உண்மையானதுதானா என கண்டறியும் அளவுகோல் எது இப்படி ஒரு நியாயமான வினா எழுவது இயல்புதான் இவற்றுக்கான விடையைத்தான் இங்கு நாம் நோக்கப் போகிறோம் மனிதனை படைத்தவனும் அவனை வாழ வைப்பவனும் இறைவன்தான் இதை சிலர் ஏற்காவிட்டாலும் இதுதான் உண்மை இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்பதே பேருண்மையாகும் மனிதரின் அமைதி முன்னேற்ற மகிழ்ச்சி மறுமை வெற்றிக்காக இறைவன் போட்டு தந்த பாதை வகுத்து தந்த கொள்கை இது என்னுடைய பாதை நான் போட்டு தந்து இறை தூதர் காட்டி தந்தது என் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு இப்பாதையில் பாதம் பதித்து பயணப்படுங்கள் வேற்று பாதைகளை பின்பற்றி சென்று விடாதீர்கள் அவை உங்களை திசை திருப்பி இறை நெறியிலிருந்து பிரித்துவிடும் நீங்கள் தூயவர்களாக ஆகும் பொருட்டே இறைவன் உங்களுக்கு இந்த அறிவுரையை கூறுகின்றான் அல் குர்ஆன் ஆறாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது வசனம் மனித வாழ்வின் அடிப்படை கொள்கையை அமைத்து தந்தவன் இறைவன் ஆரம்ப காலத்திய மனிதர்கள் ஒரே கொள்கையை பின்பற்றி ஒரே சமுதாயமாக வாழ்ந்து வந்தனர் உங்கள் இந்த சமுதாய உண்மையில் ஒரே ஒரு சமுதாயமே மேலும் நானே உங்கள் ஒரே இறைவன் எனக்கே நீங்கள் அடிபடியுங்கள் அல் குர்ஆன் இருபத்தி ஒன்றாவது அத்தியாயம் தொண்ணூத்தி இரண்டாவது திருவசனம் சமுதாயம் பற்றி இறைவனின் அறிவிப்பு இது ஒன்றே குலம் எனும் உன்னத கோட்பாடு இங்கே உணர்த்தப்படுகிறது ஒருவனே தேவன் என்ற உண்மையும் எடுத்து காட்டப்படுகிறது நாம் அனைவரும் ஓரினம் நாம் எல்லாருக்கும் ஓரிரை மக்கள் அனைவரும் ஒரே கொள்கை வழி நடக்கும் சமுதாயத்தினராகவே தொடக்கத்தில் இருந்தனர் பின்னர் அவர்களுக்கிடையில் கருத்து வேறுபாடுகள் தோன்றின இதனால் இறைவன் நேர்வழியில் செல்வோருக்கு நற்செய்தி அறிவிப்போராகவும் தீய வழியில் செல்வோருக்கு எச்சரிக்கை செய்வோராகவும் தனது தூதர்களை அனுப்பினார் மேலும் மக்கள் கருத்து வேறுபாடு கொண்ட விஷயங்களில் அவர்களிடையே தீர்ப்பு வழங்க வேண்டும் என்பதற்காக சத்திய வேதங்களையும் இறைவன் அத்தூதர்களுக்கு அருளினான் ஆனால் எவர்களுக்கு சத்தியத்தை பற்றி அறிவு வழங்கப்பட்டதோ அவர்களில் பலர் தம்மிடம் தெளிவான வழிகாட்டுதல் வந்துவிட்ட பின்னரும் ஒருவர் மீது ஒருவர் காழ்ப்புணர்வு கொண்டு அக்கிரமம் புரிந்து வேற்றுமைகளை தோற்றுவித்தனர் சுயநலமும் தம்மை தாமே பெருமைப்படுத்திக் கொள்ளும் பேராசையும் குறுகிய மனமும் பொறாமை உணர்வுமே காரணங்கள் என சாடுகிறது இறை கொள்கையின் அடிப்படையில் செயல்படுவதே இறையடியார்களின் கடமை ஒரு விஷயத்தை நீங்கள் கருத்து வேறுபாடுகள் கொண்டு பிணங்கிக் கொண்டால் அதை இறைவனிடமும் இறைவனின் தூதரிடமும் எடுத்துச் செல்லுங்கள் என இறைமறை கூறுகிறது அதாவது திருக்குறானின் திருவசனங்களிலும் திருநபியின் பொன்மொழிகளிலும் அதற்கான தெளிவை விடையை பெற்றிருங்கள் என்பதுதான் இதனுடைய கருத்தாகும் இறைவன் எவ்வித சுயநலமும் இல்லாதவன் எல்லோருக்கும் அருள் புரிபவன் அவன் விளக்கம் சரியாக இருக்கும் அவனது சட்டங்களும் திட்டங்களும் கொள்கைகளும் எந்நிலையிலும் மாறாது அது நீதியானதாக இருக்கும் மனிதர்கள் உருவாக்கிய கொள்கை கோட்பாடு சட்ட திட்டங்களை பாருங்கள் அவை மாறிக்கொண்டிருக்கும் மாற்றப்பட்டு கொண்டிருக்கும் இயற்றியவர்களே மாற்றுவார்கள் அல்லது இருப்பவர்களே மாற்றிக் கொள்வார்கள் மனிதர் பெற்றிருக்கும் அறிவும் ஞானமும் திறனும் இறைவனால் தரப்பட்டவை சிந்தனையும் செயலும் உணர்வுகளும் மனிதனுக்குள்ளவை தவறு மறதி தடுமாற்றம் போன்ற பலவீனங்களுக்குரியவன் மனிதன் இவற்றிலிருந்து மனிதன் விடுபட முடியாது இயலாமையை ஆரம்ப இயல்பாக கொண்டவர்கள் நாம் பிறந்திருக்கும் மதலைக்கு என்ன தெரியும் அக்குழந்தை தன் உள்ளுணர்வை கூட தெளிவாக வெளிப்படுத்த முடியாது தன்னை எவரேனும் எடுத்துச் செல்லவோ அல்லது ஏதேனும் ஒன்று கடிக்கவோ தீண்டவோ வந்தாலும் அதை தடுக்கவும் தெரியாது அப்பச்சிலம் மதலைக்கு மனிதனின் தொடக்க கால நிலை இதுதான் இவ்வாறான நிலையைத்தான் முதுமையின் எல்லையை தொடு மனிதர் அடைகின்றனர் இறைவன் எல்லாம் அறிந்தவன் நித்திய ஜீவன் தொடக்கமோ முடிவோ இல்லாதவன் எந்த தேவையும் அற்றவன் அவன் வழங்கும் சட்டங்களும் அவன் விளம்பும் திட்டங்களும் மனிதரின் நன்மைக்கும் நல்வாழ்விற்குமே இருக்கும் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அமைப்புகள் ரீதியாகவும் வாழ்வியல் ரீதியாகவும் மனிதர்கள் வெளிப்படுத்தும் கொள்கைகள் சட்டத்திட்டங்கள் பெரும்பாலும் மாற்றம் பெறுகின்றன தோற்று போகின்றன பணம் பதவி புகழ் செல்வாக்குக்காக கொள்கையை துறக்கும் நகைப்பிற்குரிய நிலை பரவலாக காணப்படுகிறது பெண்கள் மீதுள்ள மோகமும் மையலுமே பெரும்பாலும் மனிதர்களை தடுமாற வைக்கும் தடுக்கி விழச் செய்யும் என பொதுவாக கருதப்படுகிறது இது இயல்பானது எனவும் கூறப்படுகிறது பெண் என்றொரு படைப்பு இந்த பூமியில் படைக்கப்படாதிருப்பின் வண்ணங்களோ எழிலோ அழகோ இம்மண்ணுலகில் இருந்திருக்காது என்கிறார் உலக மகாகவி சர் அல்லாமா இக்பால் அவர்கள் உலகின் அழகிய பெண் தான் என வர்ணிக்கிறார் ஆண்களுக்கு பெண் சோதனையாக அமைவதிலே பெண்களை காட்டிலும் பெரும் சக்தி வேற எதுவும் இல்லை என பேசினார்கள் பெருமானார் பெண்கள் மீது உள்ள ஆர்வமும் ஆசையும் சில காலம் சில வேளை ஆனால் பொருள் மீது கொண்டுள்ள மோகமும் பேராசையும் இறுதி வரை உடலை விட்டு உயிர் பிரியும் வரை இருந்து கொண்டே இருக்கும் செல்வங்களை சேர்த்து குவிக்கும் பேராசையானது நீங்கள் மன்னரைகளை சந்திக்கும் வரை இருந்து இறை கடமைகள் ஆற்றுவதை விட்டு உங்களை மெய்மறதியில் ஆழ்த்திவிட்டது அல் ஆர் ஆக பணம் சொத்து பொருள்களின் மீது உள்ள அமோக மோகம் மனிதருக்கு இறக்கு வரை இருந்து கொண்டே இருக்கும் மனிதருக்கு இரண்டு ஓடை அளவு தங்க குவையில் இருந்தாலும் இன்னொரு வாய்க்கால் தங்கம் கிடைக்காதா என இயங்குவான் என்று மனிதனுக்கு பொருள் மீதுள்ள பேராசையை யதார்த்தம் பற்றி இறைத்துவதர் இயம்பினார்கள் எந்த ஒன்றிலும் சிலர் விதிவிலக்காக இருப்பது போல இதிலும் சிலர் விதிவிலக்காக இருக்கலாம் ஆனால் பெரும்பாலோர் எப்படியும் பணம் சேர்த்து குவிக்கலாம் என்ற பேராசையில் தான் சுழந்து கொண்டிருக்கின்றனர் இந்த பண பேராசை மயக்கம் பணம் வரும் துறை பற்றிய சிந்தனையையும் மறக்கடித்து விடுகிறது ஆகுமான வழிகளில் வருகிறதா அன்றி ஆகாத வழிகளில் வருகிறதா என்ற எண்ணமே இல்லாமல் செய்து விடுகிறது இந்த உலகில் எங்கு பார்த்தாலும் ஏமாற்று மோசடி லஞ்சம் பதுக்கல் பிறர் உரிமைகளை பறித்தல் தனக்குரிமை இல்லாததை துணிச்சலாக அபகரித்தல் அடாவடித்தனம் செய்தல் போன்றவை மலிந்து கிடக்கின்றன நம் போன்ற சக மனிதருக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவையாகும் இவற்றில் ஈடுபடுவோர் தமக்கு தாமே அழிவை தேடிக் கொள்கின்றனர் பாதிக்கப்பட்டவரின் மன குமுறல் மன பிழிவு சும்மாவிடாது இறைவனின் தூதரை நல்ல சம்பாத்தியம் இது என ஒரு முறை வினவப்பட்ட போது அதற்கு அவர்கள் மனிதன் தன் கரங்களால் உழைத்து பிழைப்பதும் ஏமாற்றாமல் மோசடி செய்யாமல் பொய் பேசாமல் நேர்மையாக ஒருவன் நடத்தும் வாணிபமும் தான் என்றார்கள் இறை நம்பிக்கையாளர்களே நான் உங்களுக்கு அருளிய அனுமதிக்கப்பட்ட தூய நல்ல ஆகாரத்தை புசியுங்கள் அல் நமது குடும்பத்திற்கும் சந்ததிகளுக்கும் பாதகத்தையே தரப்போகிறோம் தேடி திரட்டி சேர்த்து வைத்திருக்கும் திரண்ட சொத்துகள் நமது பிள்ளைகளை சோம்பேறிகளாக்கும் ஊதாரிகளாக்கும் தகாத வழிகளிலே செல்ல தூண்டும் கூடா நட்பை தேடித்தரும் தரும் சொத்து பாகங்களுக்காக வழக்கு மன்றங்களில் அடித்துக் கொள்ள செய்யும் ஒருவன் தவறான வழியில் செல்வத்தை ஈட்டி தர்மம் செய்தால் அந்த தர்மம் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படாது தனக்காகவும் தனது குடும்பத்தினருக்காகவும் அப்பணத்தை செலவிட்டால் அது அபிவிருத்தி அற்றதாக இருக்கும் அதனை விட்டும் அவன் இறந்து விட்டால் அவனது நரக பயணத்திற்கு ஏற்புடையதாக அமையும் இறைவன் தீமையை தீமையின் வழியாக அழிப்பதில்லை மாறாக தீமையை நன்மையை கொண்டே அழிக்கிறான் நிச்சயமாக ஒரு அசுத்தம் மற்றொரு அசுத்தத்தை அகற்றாது என எச்சரித்தார்கள் அறிவார்ந்த இறை தூதர் அண்ணல் அவர்கள் தவறான வழிகளில் ஈட்டப்படும் பொருளின் நிலையையும் அந்த மனிதரின் முடிவையும் இறை தூதர் எப்படியெல்லாம் வியபதிக்கின்றார்கள் பார்த்தீர்களா நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் அநியாயம் செய்யாதீர்கள் அநியாயம் செய்யாதீர்கள் பிறருடைய எந்த செல்வமும் உங்களுக்கு ஆகமானதல்ல அதன் உரிமையாளர் அவராகவே விரும்பி உங்களுக்கு கொடுத்தாலே தவிர என உணர்த்தினார்கள் உத்தம திருநபி அவர்கள் இரையச்சமும் நேர்மையான உள்ளமும் மறுமையின் தீர்ப்பு நாளின் இறைவன் முன் பதில் சொல்லியாக வேண்டும் என்ற அச்ச உணர்ச்சியும் உள்ளவர் எவரோ நிச்சயம் அவர் தவறாக பொருளீட்ட மாட்டார் பிறரை மோசடி செய்ய மாட்டார் பிறரை ஏமாற்றி மோசடி செய்தவர் அந்த பொருளை உரியவரிடம் திருப்பி ஒப்படைத்து மன்னிப்பு பெறாவிட்டால் மறுமையில் நன்மைகளை இழக்க நேரிடும் இது கடுமையான எச்சரிக்கையாகும் நிலையில்லா இவ்வுலகின் அழியும் பொருள்களுக்கு ஆசைப்பட்டு நிலையான மறுமை வாழ்வின் சொர்க்க பேற்றின் ஆதாரமாய் அமைவிருக்கும் நற்செயல்களை இழத்தில் அறிவுடைமையாகுமா விலை ஏறட்டும் அதிக லாபம் ஈட்டலாம் என்றெண்ணி அவசிய பண்டங்களை பதுக்கி வைத்தலும் பெரும்பாதக செயலாகும் பதுக்கில் செய்பவன் பாவியாவான் என எச்சரித்தார்கள் இறைத்தூதர் அவசிய பொருள்களை பதுக்கி வைப்பவன் எவ்வளவு பெரிய மோசமானவனாக இருக்கிறான் பொருள்களின் விலை குறைந்து விட்டாலோ இவன் கவலைப்படுகிறான் விலை ஏறிவிட்டாலும் மகிழ்ச்சி அடைகிறான் என நபிகளார் ஆதங்கப்பட்டார்கள் அவசிய பண்டங்களை பதிக்க வைக்காமல் விற்பனைக்கு கொண்டு வருபவர் இறைவனின் அருளுக்கு உரித்தானவராவார் அவருக்கு அபிவிருத்தியையும் சிறப்பையும் அல்லாஹ் வழங்குவான் பதுக்கி வைத்துக் கொண்டிருப்பவர் இறைவனின் சாபத்திற்குரியவராவார் எனவும் இயம்பினார்கள் இறை தூதர் ஆகுமான வழிகளிலே பொருளீட்டி அடக்கமாக வாழ அனைவருக்கு வழிகாட்டினார்கள் இல்லாமல் இறைவன் அப்படி வாழ்கின்ற ஒரு பேச்சை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வாராக இனிய நெஞ்சங்களே என் இதய வாழ்த்துகள் இந்த வாய்ப்பு இறைவனாலே அல் ஹிதாய குறைதோன் எஃப்எம் அலைவரிசையின் மூலமாக தரப்பட்டிருக்கிறது அல்லாஹ் அனைவருக்கும் அல்வாராக அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து